Thank you. இப்போ என்னோட பையன் இருக்கான் சாரோட பையன் இருக்கான் ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது வரான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாலிப வயசு ஒரு வயசு அந்த இதில் நம்ம போய் அவங்க எப்படி நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் இது ஒரு சிக்கலான கேள்வி ஆனால் உண்மையான கேள்வி கூட நம்ம சந்திக்கின்ற சிக்கலான கேள்வி இதை ஒன்றும் செய்ய முடியாது அதையும் ஏற்றுக்காங்க ஒரு அப்பாவா இல்லை நீங்கள் வந்து இல்லை நீங்கள் எந்த முன்னாக்கும் வேணாங்க இப்போ நானும் அப்பா தான் ஏன்னா என் பையன் அடி இருக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா நீ எவனையும் திருத்த முடியாது அப்படி அதான் என்ன பதில் விட விடவும் முடியாது இதை நான் பதில் சொல்லவும் முடியாது அது கிஃப்ட்டு அவன் பையன் நீங்கள் சொல்லி அவன் அப்படின்னா அது அது பட் நீங்கள் இது இந்த நல்ல விஷயத்த சொல்லியெல்லாம் புரிய முடியாது எந்த அப்பா அம்மா வந்து சொல்ல சொல்ல போகிறாங்க இதை இதை சொல்லி இதை சொல்லு நல்லது தானே போகிறோம் ஆனால் அது இயற்கை அப்படி அல்ல நாமளே எப்படி வந்தோம் அறுபத்தி ரெண்டு வயசில் ஞானம் கிடைச்சிது எனக்கு அடி வாங்கி தானே வந்தேன் அப்போ அந்த அடி அவனை வாங்கணுன்ற நீங்கள் மௌனம் வேடிக்கை பாருங்க அவன் அனுபவத்தில் வராது வராது வராது நீங்கள் இன்னொன்று விஷயம் இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம என்ன பயப்படுறோம்னா மனுஷனில் ரெண்டு பயம் அடக்கலிக்குது ஒன்று கௌரவ பிரச்சனை நம்ம வீழ்ந்து போயிட்டால் உறவுகள்லாம் நம்மளை மட்டம் வைப்பாங்க பார்த்துட்டு போகிறாங்க மசனம் ஏன்ட்டு போங்க ஏன்னா நமக்கு நம்ம முக்கியம்ல அது இப்போ இயற்கை அப்படி தானே போயிட்டுருக்கு எவனும் நல்லா இல்லை நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எவனும் நல்லா இல்லவனா அவனை பார்த்து நம்ம நான் வீழ்ந்து போனதை அதை ரசிக்கிறான்னு நினைக்காதீங்க ஆனால் எவனும் நல்லா இல்லை மன அந்த பாயிண்ட் வாங்க இல்லை சொந்தக்காரனாலாம் எவனும் நல்லா இல்லை இல்லை எவனும் நல்லா இல்லை நீங்கள் உங்களுக்கு அது அது ஒரு மாயை இல்லை இருக்க முடியாது எப்படி முடியும் உனக்கு இருபத்தி நாலு மரம் எனக்கு இருபத்தி நாலு மரம் நான் சந்திக்கிற பிரச்சனை நீ சந்திப்ப நான் நல்லா இருக்கு இல்லைன்ற நீ எப்படி நல்லா இருப்ப இருக்க முடியாதுல்ல நாம் மயங்கிடுறோம் அதிலேயே மயங்கிடுறோம் ஏன் இவெல்லாம் நல்லா இருக்கேன் ஏன் நம்ம முன்னே கஷ்டப்படுறது அப்படின்னு இல்லை நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஏன்னா நம்ம இப்போ சொன்ன விஷயம் அதுதான் நம்ம யார் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ நல்லா எவனுக்கு நல்லா இல்லை எவனுன்றது அது ஃப்ளோவில் வரும் யாருமே நல்லா இல்லை நம்ம நிமிட்டு அவனுக்கு என்ன கவலை அங்கே இல்லை அட்டி வாங்கிட்டு இருக்காங்க செமத்தியா பணக்காசு என்ன இங்கே விஷயமே இல்லைங்க பணங்காசிங்க விஷயமே இல்லை மனம் தான் நான் ஒன்றும் இல்லை எனக்கு நான் வந்து ஒரு லட்சம் காணா போச்சு நான் பணம் போயிட்டு போதும் சொல்கிற மனசு தான் கூட்டி சொல்கிறேன் பத்து ரூபா காணா போச்சுன்னா தூக்கு மாறலன்றது தான் ஏழை ரைட்டுங்களா இங்கே மனம் தான் இங்கே விஷயம் அந்த மனசை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றியாளன்னு சொல்கிற கூட நீங்கள் அகத்தில் சிந்தனை பண்ணுறீங்க முக்கியத்துவம் தரீங்க அது அது அப்படித்தான் புரிஞ்சுக்கோங்களேன் போடுங்க ஏன்னா நான் பத்து நாள் கோமராக இருந்தேன் கிட்டத்தட்ட அவங்க மரணம் தான் அப்போ அந்த பெரிய படிப்புன்னு கொடுத்துச்சு என்ன என்ன தோணுச்சு எல்லோரும் வந்து அழுகுறாங்க சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் கேட்குது என்ன கெட்டு போச்சு தாண்டி வெளியே வரும்போது தான் அந்த வாழ்க்கையை புரியுது ஈஸியாக எதுவுமே இங்கே அழட்டிக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்சுதா கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது அவங்களுடைய வசனம் தலாட்டமாக இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கும் ரெண்டாவது கனவுகள் நிறையா வரும் நான் சின்ன பிள்ளையில என்னென்ன அடையாளையோ அப்படின்றதுலாம் வரும் நான் நான் ரெண்டு வயசு படிக்கும்போது என் குரத்தி தூக்கி வச்சு எனக்கு பால் இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட இல்லைன்னு அவங்க தாய்ப்பால் கொடுத்தது ஞாபகம் வருது இவ்வளோ வருதுங்க நான் சொல்ல மாட்டேன் விபசனா ட்ரைனிங் போயிட்டு வந்தேன் பத்து நாள் விபசனா போயிட்டு வந்தேன் பத்து நாள் அதான் சொல்கிறேன் வாழ்க்கையை தேடி தேடி தான் கற்றுக்கிட்டேன் அப்போ நான் இந்த வாசியோகம் ட்ரைனிங் பண்ணும்போது எங்களுக்கு தீச்சை கொடுத்தவர் எண்பத்தி ஏழு வயசு அவர் கேட்ட கேள்வி நீ எப்படி இங்கே வந்தேன்னு நான் பஸ்ஸில் தான் வந்தேன் அதெல்லாம் கேட்கல எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு அப்போ புரிஞ்சு வணிக அவமானம் தான் அப்படின்னு கட்டி பிடிச்சார் ஐயா கட்டி பிடிச்சார் வலியும் அவமானம் தான் வலியும் அவமானம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்போ இதில் இன்னொரு விஷயம் ஜம்பிங்காக பாருங்கள் நீங்கள் வந்து எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கீங்க தக்கையாக தான் இருக்கீங்க அப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களை அடிக்க தான் உங்களை செதுக்கப்படுறீங்க அப்போ அது எவ்வளோ பெரிய இன்பம் அது அப்போ ஒன்றும் இல்லை நல்லா சுகத்தில் முட்டிக்கிறீங்க கால் வலிக்குது சுள் வலிக்க போகிறீங்க ரெண்டு நாள் வலிக்கும் மூணாவது நாள் சோகமாக இருக்கும் அப்போ அதே தான் வாழ்க்கையும் நீங்கள் காயத்தில் வந்து அனுபவப்பட்டீங்கன்னா அதை அணுவிக்க அணுவிக்க மிகப்பெரிய பேர் இன்பமாக இருக்கும் சரிதாங்கய்யா ஹண்ட்ரட் அப்போ வழி நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை சொகுசுன்றது வந்து வார்த்தை தான் சொகுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் தக்க வீணாக போயிடுவீங்க எதுவுமே கற்றுக்க முடியாது அப்போ வழி நிறைந்த வாழ்க்கை தான் கொண்டாட்டமான வாழ்க்கை ஏன்னா நீங்கள் முடிச்சு அவுக்குறீங்கள இவ்வளோ பெரிய ஆட்கள் ஒரு விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுதில்ல நினச்சதை சொல்ல முடியுதில்ல சொல்லி வச்சு கிளாசிக்காக பேசுகிறீங்க சரியான விஷயங்க அப்படின்றப்ப இதை விட நீங்கள் கோடி ரூபா சம்பாதிக்கணும் கிடைக்குமா